அனைவருக்கும் வணக்கம் வட அமெரிக்கா மிச்சிகன் மாகாணத்திலிருந்து செல்லம்மாள் நரசிம்மன் காந்தி உலக மையம் நடத்தும் மாபெரும் இணையவழி போட்டியான வாழ்க்கையை மாற்றிய வாசிப்பு என்னும் பகுதியில் படித்தேன் வெற்றி பாதையை பிடித்தேன் என்னும் தலைப்பில் இதோ எனது கருத்துகள் பணத்தாளுக்கும் புத்தகத்தாளுக்கும் என்ன வித்தியாசம் பணத்தாள் பத்தும் செய்யும் புத்தகத்தாள் எதுவும் செய்யும் ஆம் நம்மளோட வாழ்க்கையில சில புத்தகங்கள் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கும் சில புத்தகங்கள் வந்து கற்பனையில் அப்படியே லயிக்க வைக்கும் சில புத்தகங்கள் படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வேறு சில நூல்கள் வந்து வாழ்க்கையோட இன்னொரு பரிணாமத்தை நமக்கு காட்டும் வெகு சில புத்தகங்கள் வந்து நம்மளை வந்து அப்படியே நினைவுகளை கட்டி போட்டு நம்மளோட பால்ய காலத்துக்கு இட்டு செல்லும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில புத்தகங்களே மாயாஜால மன சிகிச்சையை தனக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி இத்தனை எல்லா அம்சமும் பொருந்தின ஒரு புத்தகமான அணிலாடும் முன்றில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் இந்த புத்தகத்தை எழுதியவர் மறைந்த கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் தான் உளவியல் ரீதியாக தன்னோட பால்ய காலத்தில் இருந்து தனது இறுதி காலம் வரை தன்னுடைய சொந்தங்களை ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் ஆசிரியர் விவரித்து கூறியுள்ளார் நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்படியே பொருத்தி பார்க்கலாம் அந்தந்த உறவுகளோட நம்ம உறவுகளை அவர் சொல்ற உறவுகளை சின்ன வயசில் தன்னோட தாயை இழந்து தன்னோட சிற்றன்னையில் சிற்றன்னையின் வளர்ப்பில் வந்து அவர் இது பண்ணுறாரு தன்னோட அப்பா பெரியம்மா ஆயா அம்மம்மா எல்லாரோட அரவணைப்புலேயும் அவர் வளர்றாரு தாய்க்கு பின் தாய் மாமனே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அண்ணனை பொறுத்தவரை தங்கச்சி வந்து மழை மாதிரி தம்பி வந்து வெயில் மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாரு ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் தன்னோட வார்த்தைகளால் மன சிகிச்சை செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் நம்ம எதனால் மனக்கசப்பு உண்டாகுது நம்மளோட நெருங்கின சொந்தங்களாலையும் நட்புகளாலையும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைக்கிறதாலையும் தானே அத்தகைய மன இக்கட்டிலிருந்து நம்ம பூரணமாக வெளிவரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட புத்தக அலமாரியில் இந்த அணிலாடு முன்றில் புத்தகத்தை முகப்பு புத்தகமாக வைக்கணும் ஆமாங்க ஒரு அந்த அத்தியாயத்தை நீங்கள் யாரோடையாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவுகளோட அத்தியாயத்தை ஒரு தடவை எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நினைவுகள் சுமந்த அந்த நாட்களுக்கு நம்மளை வந்து இட்டு சென்று நம்ம நம்மளை வந்து அப்படியே மறக்கடிச்சு சரி போனால் போகுது பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மறப்போம் மன்னிப்போம் மனநிப்போம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோட சாராம்ச தாத்பரியத்தை வந்து இந்த புத்தகம் வந்து தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் படிங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன உரசல்கள் எந்த உறவோட வந்துருச்சுன்னா அந்த அத்தியாயத்தை எடுத்து படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள அழைச்சி பேசிடுவோம் நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து என்றைக்கும் சந்தோஷம் நிலச்சி நம்மளோடையே இருக்கும் கண்டிப்பாக வாசிங்க நன்றி வணக்கம்